வணக்கம் நண்பர்களே welcome to Mister Raja show இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி ராஜமுந்திரி சேர்ந்து அங்கேருந்து கோதாவரி ஆற்றுல அழகாக மூணு மணி நேரம் பயணம் செஞ்சு அங்கேருந்து பத்ராச்சலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி டெம்பிளுக்கு எப்படி போய் சேர்றோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பயணத்தோட ஒரு அருமையான விஷயமே நடுவில் நம்ம கோதாவரி ரிவரில் வந்து போட்டில் கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் பயணம் செய்வோம் இந்த நதியில் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக காடுகளும் அங்கங்கு மலைகளும் பழங்குடி மக்களோட வீடுகளும் வந்து பார்த்து ரசிக்கிற வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே போட்டில் போகும்போது பாட்டு கூத்து நம்மளை வச்சு அவங்க வந்து நிறையா கேம்ஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க plus morning food and afternoon lunch ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இந்த அனுபவம் வந்து உண்மையிலேயே ரொம்ப புதுமையாக இருக்குது இந்த பயணம் பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம நாலு பாகாக வந்து பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து பஸ் மூலமாகவோ இல்லை ட்ரெயின் மூலமாகவோ நீங்கள் ராஜமுந்திரி வந்து சேர்ந்துடணும் ராஜமுந்திரி ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் ஏஜென்ட்ஸ் வந்து இருக்காங்க நீங்கள் முன்னாடியே வந்து இவங்கக்கிட்ட ஒரு போட் புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வசதியாக இருக்கும் ஒரு முழு போட் புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்லேருந்து நூறு பேர் பயணிக்கலாம் இதில் நீங்கள் மூணு பேரோ நாலு பேரோ இல்லை எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டோட விலை வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் இருக்குது இதில் என்னென்ன இன்க்ளூடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜமுந்திரியிலேருந்து கோதாவரி ரிவர் போகிறதுக்கு ஐம்பது கிலோமீட்டர் ஸோ அந்த பஸ் பயணத்துக்கான செலவு ப்ளஸ் வந்து போட்டில் நீங்கள் நாலு மணி நேரம் அந்த கோதாவரி ஆற்றை கடக்கிறதுக்கான செலவு அப்புறம் காலை மற்றும் மதிய உணவு இதன் பிறகு கோதாவரியோட அந்த பக்கம் இருக்கிற நதிக்கரையில் இறங்கினக்கப்புறம் அங்கேருந்து எண்பது கிலோமீட்டர் பத்ராச்சலத்துக்கு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் ஆயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூறுபா வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை ஒரு சின்ன வேனில் வந்து ஏற்றிக்கிட்டு ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் ராஜமுந்திரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் வந்து நம்மளை சிட்டியிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த சீன் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஒன்ஸ் அவங்க சிட்டிக்கு வெளியே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பெரிய பஸ்ஸில் வந்து நம்மளை மாற்றுறாங்க காரணம் என்ன அப்படின்னா அது வந்து போலூர் ப்ராஜெக்ட் நடக்கிற இடம் வழியாக அந்த பஸ் வந்து போகுது போலூர் ப்ராஜெக்ட் என்னன்னு தெரியாதவங்க கோதாவரி ரிவர் வந்து கடலில் கலக்கிற அதிகமான நீர் கலக்கிறதுனால அதை தடுக்கிறதுக்காக ஒரு சின்ன அணை கட்டிகிட்டு இருக்காங்க அதுதான் போலூர் ப்ராஜெக்ட் ஸோ அது வழியாக நம்மளை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற டாக்கிங் ஏரியா போட் வந்து இங்கே தான் நம்மளை வந்து பிக்கப் பண்ணும் இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம் ஸோ நம்மளை பிக்கப் பண்ணிக்கிறாங்க பிக்கப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க ஒன்ஸ் உட்கார வச்சிட்டக்கப்புறம் காலையில் ஒரு ஒன்பது மணி போல் வந்து நமக்கு டிஃபன்ஸ் வந்து சர்வ் பண்ணுறாங்க டிஃபன் சர்வ் பண்ண ஆரம்பித்தக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து நீங்கள் இப்போ பார்க்குற இந்த போட்டோட அப்பர் டெக் ஏரியாவில் வந்து நீங்கள் அழகாக உட்காந்து ரெண்டு பக்கமும் சீனரிஸ் வந்து ரசிக்க முடியும் அட் த சேம் டைம் இது மூன்றரை மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வந்து நீங்கள் போட்டில் போயிட்டுருக்கிற பயணன்றனால உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த டெக்கோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பீக்கர் அண்ட் ஸ்டேஜ் வந்து செட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்பீக்கர் அண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க அந்த ஆள் வந்து ரென் பண்ணியிருக்காங்க ஸோ பசங்களை டான்ஸ் ஆடுறாங்க அவங்க பாட்டு பாடி உங்களுக்கு பொழுதுபோக்குறாங்க எல்லாமே தெலுங்கில் தான் இருக்கும் but you can really enjoy it அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட வந்து கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி என்கேஜ் பண்ணி இந்த மூணு மணி நேர பயணத்தை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே வந்து அவங்க மாற்றுறாங்க இந்த மூன்றரை மணி நேர பயணத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் கழித்து இந்த கோதாவரியோட ஆத்தங்கரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் வந்து ஒன்று இருக்குது ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது ஸோ அந்த டெம்பிளுக்காக ஒரு ஹாஃப் அன் ஹவர் போட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அந்த இடத்துல இறங்கி கோயிலை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பழங்குடியினர்கள் வந்து நிறையா பேர் இருக்காங்க அவங்க செய்கிற இந்த கைவினை பொருட்களையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேன் எல்லாமே நல்ல குறைஞ்ச விலையில் வந்து கிடைக்கிது அதுக்கப்புறம் திருப்பி போட் எடுத்துக்கிட்டு டுவர்ட்ஸ் பத்ராச்சலம் வந்து ரிவரில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து நம்மளை கரையில் வந்து சேர்த்துட்றாங்க ஸோ காலையில் நீங்கள் வந்து ராஜமுந்திரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு வந்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அதுக்கப்புறம் போட்டில் வந்து நீங்கள் ஒரு நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் அதற்கு பிறகு கரையில் இறங்கின பிறகு எண்பது கிலோமீட்டர் வந்து உங்களை ஒரு சின்ன வேன்லேயோ இல்லை ஒரு பஸ்லேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இதுதான் வந்து கடைசி ஸ்டாப் இதுக்கு மேலே வந்து போட் போகாது ஸோ இங்கேருந்து இறங்கி ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து ரோடு இருக்குது ரோட்டில் வந்து அவங்க பஸ் சர்வீசஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளை பத்ராச்சலம் டெம்பிள் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போட்லேருந்து இறங்கினக்கப்புறம் எண்பது கிலோமீட்டர் நம்ம போகணும் ரோடு வளைவு நெளிவுமாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு நல்ல கண்டிஷன் இல்லாததுனால கிட்டத்தட்ட நமக்கு அது ஒரு ரெண்டரை மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் ஆகுது பத்ராச்சலம் போய் சேரத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் அங்கே போனீங்கன்னா பிரச்சனை இல்லை கோயிலை சுற்றி நல்லா வந்து லாட்ஜஸ் இருக்குது நீங்கள் ஃபேமிலியோடு ஸ்டே பண்ணிக்கலாம் நிறையா வந்து சாப்பிட்ற கடைகள் வந்து ஒரு ஒம்பது ஒம்போதரை மணி வரைக்கும் இருக்குது நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு சுற்றி நீங்கள் வந்து சுவாமி படம் சிலைகள் எல்லாம் விற்கிறாங்க அதை எல்லாமே வந்து வாங்கிட்டு நைட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் காலையில் வந்து உங்கள் குடும்பத்தோட விடிய நாலு நாலரை மணிக்கே வந்து கோவில் திறந்துடுறாங்க ஸோ ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேட்டி சட்டை வந்து அணிஞ்சிருக்கணும் அது வந்து ட்ரெஸ் கோட் அங்கே ஸோ அது மாதிரி நீங்கள் சுவாமியை வந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் தரிசனம் பண்ணிவிட்டு குடும்பத்தோடு அங்கேருந்து கிளம்பலாம் ஸோ ஹோப் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன்